எந்த செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த உடல் பொருளாவி முற்றும் எந்த அனைவருக்கும் காலை வணக்கம் கிறிஸ்து அன்புக்குரிய ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள அன்பு பெரியவர்களே பெற்றோர்களே குழந்தைகளே வாலிப பிள்ளைகளே நண்பர்களே அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் மீண்டும் இன்று உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் இந்த மாதம் ஜூலை ஜூன் மாதத்தில் இருக்கிறோம் ஜூன் மாதம் முழுவதுமாகவே நிறைய விழாக்கள் உண்டு ஆளின் உயிர்ப்பு பெருவிழா விண்ணேற்பு பெருவிழா தமத்திருத்து பெருவிழாவெல்லாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த மாசத்திலே ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா அப்போசல் விழா தமத்திருத்துவ பெருவிழா அந்தோனியார் விழா இப்படி போன்ற விழாக்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இவை எல்லாவற்றையும் விட மே மாதம் மாதாவின் வணக்க மாதம் என்று நாம் கொண்டாடினோம் அதே போல ஜூன் மாதம் முழுவதுமாகவே இயேசுவின் திரு இருதயத்தின் மாதம் இயேசுவின் இதயத்தை பற்றி அன்பை பற்றி தியானிக்கின்ற மாதம் இந்த மாதம் முழுவதுமாகவே ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திருதயத்தின் இருதயத்தை நோக்கி குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற மாதம் குடும்பங்களில் இயேசுவின் திரு இருதயத்தை ஸ்தாபிக்கின்ற மாதம் அவ்வாறு ஸ்தாபித்திருந்தால் புதுப்பிக்கின்ற மாதம் காரணம் இயேசுவின் அன்பு நமக்கு ரொம்ப முக்கியம் அவரை பார்க்கின்ற பொழுதே அவர் அன்பானவர் இரக்கமானவர் கருணையானவர் இயேசுவின் திரு இருதயமானது அந்த படத்தை பார்த்தால் வெளியிலே எடுத்து வைக்கப்பட்டது போல அது ரத்தம் சிந்ததை போல அது முன்முடி சூட்டியதைப் போல நாம் பார்க்கிறோம் அன்பு என்பது தியாகம் நிறைந்தது அன்பு என்பது வலிக்கும் அன்பு விட்டு கொடுக்கும் பவுலடிகளார் பொருந்தியர் கீழ் திருமுகத்துல பதிமூன்றாம் அதிகாரத்திலே அந்த ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அன்பினுடைய இலக்கணத்தை சொல்லப்படுகிறது அன்பின் இலக்கணத்தை மிக தெல்லு தெளிவாக நாம் எடுத்து சொல்லப்படுகிறது அதுதான் அன்பு காட் இஸ் லவ் கடவுள் அன்பானவர் ஆகவே அந்த அன்பை போன்று நாமும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதமான தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது இன்று அன்பு என்பது ஒரு காரணியாக இருக்கிறது அன்பு ஒரு ஒரு சொல் மட்டும்தான் உண்மையாகவே அன்பு வாழப்படுகிறதா என்று சொன்னால் இன்று இல்லை பல தரப்பிலிருந்து நாம் பார்க்கலாம் பல நிலைகளிலிருந்து நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதனும் அந்த இயேசுவின் அன்பை சுவைத்து வாழக்கூடியவர்களாகவும் அந்த சுவைத்து வாழ்ந்த அன்பை வாழ்ந்து காட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் லட்சியம் இந்த அன்பு அப்படி அல்ல கலப்படமாக இருக்கிறது அன்பு என்பதை பற்றி மணிக்கணக்காக நாம் பேசுறோம் அதை பற்றி நாம் நிறைய வியாக்கியானம் எல்லாம் பண்றோம் ஆனால் உண்மையிலேயே அந்த அன்பு வாழப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் நாம் சொல்லணும் அதில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பாகுபாடு இருக்கிறது யாரை அன்பு செய்வது எப்படி அன்பு செய்வது எவ்வளவு அன்பு செய்வது போன்ற வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த அன்பு காடிஸ் லவ் கடவுள் அன்பானவர் அவர் எவ்வாறு அன்பாக இருக்கிறார் அதே போல் நாமும் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற லட்சியம் ஒவ்வொரு மனிதனும் அன்பு செய்யணும் இயற்கையில் பாருங்க ஒவ்வொரு விலங்கினமோ அது பறவையினமோ மற்றதெல்லாம் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கிறது அது ஒரு அனிச்சையாக இருக்கலாம் ஆனால் அதுவும் அன்பு செய்கிறது நாம் மனிதர்கள் தெரிந்து வாழ வேண்டியவர்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து வாழ வேண்டியவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் நாம் ஆனால் அவர் நாம் நாம் அந்த மேலான அன்பை சுவைத்து வாழ்வதே இல்லை கஷ்டப்படுத்தி வாழ்றோம் நம்ம நிறைய விஷயங்களை பேசுகிறோம் தாயின் அன்பு அது உண்மையிலேயே ஒரு அன்பு தான் அது தியாகம் நிறைந்த அன்பு கடவுளினுடைய அன்பை போன்ற ஒரு அன்பு தன்னலம் தாட நேட நாடாத ஒரு அன்பு தேடாத அன்பு அதுவும் இன்று தர்க்கத்துக்குள்ளாக்கப்படுகிறது பல நேரங்களில் அதே சமயத்தில் கணவன் மனைவியுடைய அன்பு எவ்வளோ அற்புதமான ஒரு அன்பு இரண்டாம் கட்டளையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அன்பு இயேசுடைய இரண்டாம் கட்டளை நான் உன்னை நீ அன்பு செய்வது போல அயலானை அன்பு செய்கின்ற அந்த கட்டளையை வாழ வேண்டிய அன்பு அதுவும் இன்று புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறது லவ் என்று சொல்லுகிறார்கள் காதல் அப்படி காதல் வயப்பட்டு சிறு வயதிலிருந்தே <clears throat> இன்று அது தவறாக புரிந்து கொள்ள கொள்ளப்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது தன்னலத்தோடு இருக்கிறது ஆகவேதான் இன்று சிறு பிள்ளைகள் பிராயத்திலிருந்து இந்த லவ்னு சொல்லிட்டு அன்பு செய்யப்பட்டு பட்டு கொண்டு அவர்களும் கஷ்டப்படுத்தி கொண்டு அடுத்தவர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டு என்று ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இளைஞர்கள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம் அவங்களுக்கு தெரியல எப்படி வாழணும்னு காரணம் என்னன்னா பெற்றோர்களும் அப்படி அந்த அன்போடு வாழ்ந்து அவர்களுக்கு வாழ்ந்து காட்டவில்லை இதுதான் அன்பு என்று சொல்லிக் கொடுக்கல ஏதோ வாழ்றோம் இந்த உலகத்துல வாழ்ந்து முடிக்கணும் என்ற ஒரு கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த நாளிலே இந்த மாதம் மாதம் முழுவதுமாக இயேசுவின் அன்பை பற்றி தியானிக்க வேண்டிய நாம நிலையில் இருக்கிறோம் அவர் எவ்வாறு தன்னலம் இல்லாமல் தியாகத்தோடு முழுமையாக தன்னையே இந்த மனித இனத்திற்காக கொடுத்தார் அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த இயேசுவின் அன்பை போன்று பிறர் நலம் சார்ந்த ஒரு அன்பை கரைப்படிய படியாத கலங்கமில்லாத அன்போடு நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் இன்னைக்கு அன்பு வாழணும் வாழப்படணும் அதான் நம்முடைய லட்சியம் மனிதன் அன்பு செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறான் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறான் அவ்வளோதான் தெரியும் எப்படி அன்பு செய்யணும் எப்படி நாம் அன்பு இல்லாமல் வாழக்கூடாது என்பதை பற்றி அறிந்தவனாக மனிதன் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து இயேசு திருதயத்திலே அவருடைய அன்பிற்கு அன்பின் அடைக்கலத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபிக்கணும் நம்ம நாம் பலவீனர்கள் தான் எல்லா நிலையிலும் பலவீனர்கள் முழுமையாக எதுவுமே செய்துவிட முடியாது ஆகவே அவருடைய அன்பை பார்த்தாவது நான் ஜெபிக்கணும் அல்லது நான் வாழணும் என்னுடைய குறைவுள்ள அன்பை நிறைவுள்ளதாக மாற்ற வேண்டும் இயேசுவாக வாழணும் இயேசுவின் அன்பை நாம் சுவைத்து வாழணும் அவர் மட்டுமே அன்பு செய்யணும்னு இல்லை நாமும் அன்பு செய்யணும் ஏனில் நான் என்னில் இயேசு வாழ்கிறார் என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் அன்பு செய்யணும் என்னுடைய பார்வையிலும் என் பேச்சிலும் மூச்சிலும் என் நடைமுறை பாவனையிலும் அன்பு விளங்க வேண்டும் அன்பு துளங்க வேண்டும் அன்பு பரிமாறப்பட வேண்டும் வாழணும் வாழ்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களை பெற்றோர்களை அன்பு குழந்தைகளை அன்பு வாலிப பிள்ளைகளை அன்பு என்ன என்றால் என்பதை உணர்ந்து வாழுங்கள் தெரிந்து வாழுங்கள் கஷ்டப்படுத்தி வாழாதீங்க நீங்களும் கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம் புரிந்து வாழுங்கள் உண்மையான அன்பு என்ன என்பதை பவுலடிகளார் பொருந்தியர் கேள்வி திருமணத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அந்த ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களை நமக்கு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படி வாழணும் கட்டாயம் நம்மளால் வாழ முடியும் வாழ முடியாத எதையுமே நம்ம கடவுள் நம்ம சொல்லலை வாழ முடியாத முடியாத எதுவுமே நமக்கு தெ நம்மகிட்ட இல்லை எல்லாமே வாழலாம் ஆனால் அதுக்கு நிறைய தியாகம் செய்யணும் நிறைய விட்டு கொடுக்கணும் நிறைய பொறுமை நமக்கு வேண்டும் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த நேரத்தில் இந்த மணித்துளிகளிலே நம் செபிப்போம் நோய் ஜெபிப்போம் அன்பே உருவான கடவுள் நம்மை முழுவதுமாக அன்பு செய்தவர் நமக்காய் எல்லாவற்றையும் கொடுத்தது கொடுத்தவர் நமக்காய் எல்லா நிலைகளிலும் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர் இழந்தவரை நோக்கி செவி நண்பின் பரலோக தந்தையை தருமையான காலை வேளையிலுமே நோக்கி செபிக்கிறேன் தகப்பனே உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக எங்களுக்கு கொடுத்தீர் அவர் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் நான் இடையேற்றம் பெறுவேன் என்பதை இந்த உலகிலே வாழ்ந்து காண்பித்து எங்களுக்கு அன்பு என்ன என்ன என்பதை அவர் சுவைத்து வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் ஆண்டவரே அவரை போல் நான் வாழணும் அந்த அன்பிற்காய் நான் வாழணும் நான் ஒவ்வொரு முறையும் அன்பு செய்யாத பொழுது அவர் இயேசுவின் திரு ஹதயத்தை நோக செய்வதாக நான் உணர்கிறேன் இயேசுவின் இதயமானது அந்த அன்பிற்காய் இயங்குகிறது இயேசுவின் இதயம் என் அன்பின் அன்பில் நான் அன்பிற்கு பாராமுகமாக இருக்கின்ற பொழுது அது வடிக்கச் செய்கிறேன் அதற்கு நான் வருத்தத்தை கொடுக்கிறேன் அவ்வாறு நான் செய்யாமல் இருக்க எனக்கு பலனை தாரும் நான் அன்பை சுவைக்கணும் அன்பை சுவைத்து வாழணும் நான் அன்பை வாழ்ந்து என் சந்ததிகளுக்கும் அந்த அன்பை கற்றுத்தரணும் ஆண்டவரே முழுமையான அன்பு என்ன என்பதை நான் அணிந்து உணர்ந்து வாழ எங்கள் அருள் தாரும் இயேசுவின் அன்பை ஆழமில்லா அகலம் இல்லா அவ்வளவு அற்புதமான அன்பை என் வாழ்விலும் சுவைத்து வாழ்ந்து அனுபவித்து வாழ்ந்து அந்த இயேசுவை போல் வாழ்வதற்கு எனக்கு வல்லமையும் ஆசுவாத்தையும் தாரும் ஆண்டவரே இவையெல்லாவற்றின் நான் திருக்குமான் இயேசு கிருஷ்ண அற்புத நாமத்திலே உமை நோக்கி ஜிபிக்கிறேன் என் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொடுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த ஜெப வேண்டுதல்களை பதிவு செய்யுங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஜெப அனுபவங்களை நீங்கள் ஆழப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான சிந்தனைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த சிந்தனைகளை பிறருக்கும் நீங்கள் பகிருங்கள் உங்களுக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்களுடைய நல்வாழ்விற்காக எப்பவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கட்டும் நன்றி வணக்கம்